வணக்கம் இப்போ நாம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அக்டோபர் எயிட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலாவது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்தபடி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நமக்கு கேண்டில்ஸ் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ ஒன்ஸ் நமக்கு buy call buying trend start ஆயிடுச்சுன்னொன்னே கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு buy at five nine six ஜீரோவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five nine seventy four point nineteen போட்டிருக்கு so five nine seventy five வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும் பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் அதே செல்லிங் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ கேண்டில் ஓப்பன் ஆகிற கலரை வச்சு நம்ம மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ஓகே க்ரீன் கலரில் இருக்குது அப்போ பைங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அதுவே சஜஷன்ஸ் கொடுக்கும் அந்த சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம் டார்கெட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அக்டோபர் எயிட் ஃப்ரைடேயில் ஸோ ஃப்ரைடேயில் வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமிங் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்னிங் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வந்து ரொம்ப ஷோ பண்ணுறோம் ஸோ நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலும் எல்லாமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வால்யூம் எல்லாமே ரெடியூஸாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அதே ஒன்ஸ் இந்த இந்த டைமிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம கிடைக்கிற கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வால்யூம் இருக்கும் நல்ல ரீச் இருக்கும் ஸோ நல்லா சக்ஸஸாக இருக்கும் அதிக சான்சஸ் வந்துருக்கு ஸோ அதுக்காண்டி தான் இந்த டைமிங்கில் வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் கமாடிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லாட்டினா டேரெக்டாக ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து கமாடிட்டிஸில் நல்ல டைமிங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த டைமிங்கில் கிடைக்கிற என்ட்ரிஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போதைக்கு நமக்கு பைக்கால் வந்து கிடச்சிருக்கு ஆஃப்டர்நூனில் ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் சிக்ஸ்டியில் வந்திருக்கு இப்போ ட்ரேடிங் வந்து ஃபைவ் நைன் சிக்ஸ்டி டூவில் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு கிடச்சிருக்க அந்த கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை கீழே இருக்க ஸ்டாப் லாஸை டச் பண்ணிங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டின் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ரேடிங் வந்து போயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கூட கீழே வரல பையிங் ரேஞ்சுக்கு மேலே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு நமக்கான ஒரு டென் பாயிண்ட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டே இருந்துச்சு பட் நம்மளுடைய டார்கெட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்டு ஸோ அதனால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து ஆயிருந்துச்சு ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோவில் நமக்கு ஜெனரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் நைன் செவன்ட்டி செவன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஜெனரேட் ஆன பைக்கால் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ பைக்கால் பார்த்துட்டோம் அடுத்த கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா செல் கால் தான் வந்து வரும் ஸோ செல் கால் எப்போ வருதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணோன்னே இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்கிட்டே வந்துச்சு இப்போ சடனாக ஒரு பெரிய கேண்டில் டவுனில் இறங்குது டவுனில் இறங்கினோன்னே நமக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கேண்டில் கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ செல் கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம்னா sell at five nine fifty ஃபோரில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம பைக்கால் கூட ஒரு தடவை ஷோ பண்ணிடுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜெனரேட் ஆகிருந்துச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் டூ ஃபிஃப்டீனுக்கு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ டூ ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி இந்த சார்ட்டில் பைசல் கால்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கா என்னன்றதை பார்ப்போம் ஸோ பைக்கால் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்போ செல் கால் வந்திருக்கு இது எப்படி போகுதுன்றதையும் வாட்ச் பண்ணலாம் இப்போ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு இப்போ செல் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெட் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போகும் ஃபைவ் நைன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்திருக்கு அந்த sell call five nine thirty nine போகுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ஜென்ரேட் ஆன ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஃபஸ்ட் டாரட்டை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு four nine five nine five ஃபோரில் வந்து நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இந்த க்ரூட் ஆயில் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆகி ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் அதில் வர கால்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ